ஹலோ இப்போ நம்ம பீட்ரூட் சட்னி பண்ண போகிறோம் பீட்ரூட்டில் நிறையா விட்டமின் சி ஃபைபர் எல்லாம் இருக்குது இன்னும் நிறைய மினரல்ஸ் சத்தெல்லாம் இருக்குது இது வந்து போன்ஸ்க்கு லிவருக்கு கிட்னிஸ்க்கு பேங்க்ரியாஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது பீட்ரூட்டில் அயனும் இருக்குது இது பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்கும் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து பொரியலோ இல்லை கூட்டோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது இப்போ நம்ம இதில் சட்னி பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் இது நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பீட்ரூட்டில் இனிப்பு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மிளகா வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை உப்பு பெருங்காயத்தூள் எண்ணெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் மிளகு போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்க்கல கொஞ்சம் வதங்கட்டும் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பீட்ரூட் பிளட் ப்ரெஷர் குறைக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லது ப்ளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதே போல் லிவருக்கும் ரொம்ப நல்லது ஏற்கனவே எங்களோட சேனலில் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டிருக்கோம் நாங்கள் அதில் வந்து பீட்ரூட் சேர்த்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அது லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இது வந்து லிவருக்கு ரொம்ப நல்லது அதில் இருந்து எல்லா டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு பீட்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் அயன் நிறையா இருக்கிறதுனால இது வந்து பிளட்டு ஹெச்பி குறைச்சலாக இருந்துச்சுன்னா அது கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன்னும் இது பிரெயினுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது கேன்சர் வராமல் தடுக்குன்றாங்க ஆக்சுவலாக இதில் ஸ்வீட்னஸ் இருக்குது பட் இது சுகர் கண்ட்ரோல் பண்ணுன்றாங்க சொல்கிறாங்க நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபடி வந்து பீட்ரூட் வந்து உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஆயிடுச்சு இது வந்து நம்ம உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு இதை வந்து தாளிச்சு தாளிச்சுடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இருக்கிற சட்னியில் வந்து நம்ம கொட்டிடலாம் பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இது தோசை இட்லி சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்